வணக்கம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் டைம் வந்து ஒரு டூ ஓ கிளாக் நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இதில் கால் ஜென்ரேட் ஆகும்போது இந்த மாதிரி தான் கேண்டிலினுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ கரெக்டாக ஒரு டூ ஓ கிளாக்கு போல் நமக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு அதுவும் செவன் நைன் ஜீரோ நைனில் செல் பண்ணலான்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு கீழே இருக்க லைன் தான் வந்து ரெட் கலர் லைன் தான் டார்கெட் லைன் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் அந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு டுவெல் ஃபிஃப்டிக்கு அப்புறம் வந்திருக்கு seven nine one seven just ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் ட்ரேட் தான் first hour market break out அதுக்கப்புறமா மார்க்கெட் கண்டினியூஸ் புல்லிஷ் ட்ரெண்ட் அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு பட் நமக்கு சக்ஸஸ் ஒரு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு two o'clock market trend வந்து சேஞ்ச் ஆனதுனால நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இதில் நம்ம வந்து மார்க்கெட் எப்பயுமே அனலைஸ் பண்ணுறது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா அதில் பெரிய வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒன் தேர்ட்டிலேருந்து தான் மார்க்கெட் பார்க்க ஆரம்பித்தோம் கமாடிட்டி கரெக்டாக அதில் நமக்கு ஒரு டூ ஓ கிளாக் வந்து ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ கரெக்டாக அந்த செல் கால் எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இது செவன் நைன் ஜீரோ நைனில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு ஒன் மினிட் வந்து அதில் தான் ட்ரேடிங் போயிருக்கு செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அது அப்படியே மொமெண்டம் டவுன் சைடு அப்படியே இறங்குது so seven thousand nine hundred ரேஞ்சில் நிற்கிது செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடும் பிரேக் அவுட் ஆயிருக்கு இருக்கு ரொம்ப சூப்பர் ஏன்னா செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டான ரேஞ்ச் அந்த ரவுண்டான ரேஞ்ச் எப்பயுமே பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல ஒரு மார்க்கெட்னுடைய மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ நமக்கும் அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிற மாதிரியே இருக்குது ஸோ அந்த மொமெண்டம் ஃபுல்லாக கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆரட் ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் ஆகும் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி டூ மினிட்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட் ஆரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறமா மார்க்கெட் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் இருந்ததுனால தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ